எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கக்கூடிய பியூர் சாஃப்ட் ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியை பார்த்தலாம் சாரீ நம்பர் ஒன் நைன்டி செவனுங்க சாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் பியூர் சாஃப்ட் ஆஃப் சாரீஸில் நிறைய கேட்டகரிஸில் நம்ம வந்து சாரீஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க அண்ட் ஆல்சோ காட்டன் கேட்டகரிஸும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் லோ பட்ஜெட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா காட்டன் வெரைட்டிஸும் நம்ம ஷோ பண்ணிகிட்ருக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ டபுள் ஷேடில் தாங்க வருது வயலட் அண்ட் ப்ளூ மிக்சிங்கில் இருக்குது பல்லு ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளூ கலரில் இங்க் ப்ளூ கலரில் வந்துடுங்க பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரியில் வருதுங்க சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியூர் சில்க் சாரீ வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க எஸ்பெஷலி இந்த டைப் ஆஃப் சாரீஸ் வந்து நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியதுங்க எப்போ அப்டேட் போட்டாலும் நிறைய சாரீஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வித்தின் டூ டேஸ்லேயே எல்லாமே சோல்ட் ஆயிரும் அந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷனில் இதுவும் ஒரு கலெக்ஷனுங்க sari number one ninety eight body of sari double ஷேடில் வருதுங்க ராணி பிங்க் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்குது இதோடைய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ராணி பிங்க் கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி பல்லு ஒரே colour sari number one ninety nine இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் தாங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே ஆல்டர்னேட்டிவாக வருங்க ஒன் நைன்டி எயிட்லேயும் அதே மாதிரி தாங்க ஒன் நைன்டி நைன்லேயும் அதே தான் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடில் வருதுங்க peacock blue pallu blouse contrast violet கலரில் இருக்குங்க இந்த சாரியுடைய price six thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லையும் பை பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஆல்சோ அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் மட்டும்தாங்க இருக்குது இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாங்க இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் சாரி நம்பர் டூ ஹண்ட்ரட் பலூன் ப்ளவுஸ் வயலட் கலர்லேயும் body of sari green pastel க்ரீனில் இருக்குங்க கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அண்ட் புக் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா அண்ட் ஃபர்தராக நம்ம கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸுக்கும் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நீங்கள் ஃபர்தராக ரிப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ப்ராப்பர் ரிப்ளை இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம புக் பண்ண முடியாது சப்போஸ் புக் பண்ணிட்டோம் ஆனால் ப்ராப்பர் ரிப்ளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணதை கேன்சல் பண்ணி உங்களுக்கு அடுத்து யார் கேட்டிருக்காங்களோ நம்ம அவங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் பக்கத்தில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து purple body of sari green இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் வருங்க sari number two zero two cash on delivery option போயிட்டீங்கன்னா ஒரு சாரி தான் அந்த டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges first time நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோட ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க sari number two zero two இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பேஸ்டல் பிங்க் கலர்லேயும் இருக்குங்க பாடி ஆஃப் சாரீனா பெய்ஜ் கலர் பேஸ்டல் ஷேடுங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் டிசைனில் புட்டாஸ் இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பார்த்துட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு தான் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராங்க இந்தியாக்குள்ளே அப்படின்னா ஷிப்பிங் வந்து ஃப்ரீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ்க்கு வந்து நீங்கள் three hundred rupees extra pay பண்ணணும் sari number two zero three பல்லுவன் and blouse blue colour body of sari pastel கலரில் இருக்குங்க டபுள் ஷேடு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 மார்க்ஸ்க்கும் ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் சில டபுள் ஷீட் கலர்ஸ் வரது மட்டும் லிட்டில் கலர் டிஃப்ரென்சஸ் இருக்கதாங்க செய்து ஏன்னா எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் கேப்சர் பண்ண முடியுது இல்லைங்க டபுள் ஷேடு வர்றது மட்டும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே pure silk three ply thread ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது லைட் அண்ட் டார்க் கலர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட் விசிபிள் ஆகிறது இது எல்லாமே வந்து காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடியதுதாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லாஸ்ட் சாரியோடைய கலர் சொல்லிடுறேன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ கலர்லையும் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடில் வருதுங்க two zero five sari number ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது சில்க் மார்க் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒன்று ஃபார் பியூர் சில்க்குக்கு ஸோ இந்த பியூ பியூர் சர்ச் சர்டிஃபிகேட் தாங்க நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வர்ணாங்கிற நேம் வருங்க பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்